எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பியூர் சில்க் சாரீஸுங்க அதுவும் பார்டர்லெஸில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய நம்பர் சிக்ஸ் ஒன் ஜீரோ சாரியுடைய நம்பர் சிக்ஸ் ஒன் ஜீரோங்க பழுவன் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கிரே கலரில் வரும் லைட்டாக ப்ளூயிஷ் கிரே மாதிரி வரும் body of sari pastel shade colour Ramar க்ரீன்லேயே லைட் கலராக வரும் பாடியில் வரக்கூடிய புட்டாஸ் அண்ட் பல்லுவர் ஃபுல்லாமே கோல்டு டெஸ்டட் சரிங்க ஜரியை பொறுத்த வரைக்கும் ஹாஃப் ஐன் ஜரி சில்க்கு பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் சில்க் வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் handloomed pure silk saris coming with silk mark சர்டிஃபைடுங்க அண்ட் இதெல்லாமே வந்து ஒன்றரை வார்ப்பில் இருக்கக்கூடிய சாரி ஸோ வார்ப்பு பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட ஒன்றரை ஒன்றே முக்கால் டபுள் வார்ப்புன்னு இருக்குங்க ஸோ ஒன்றையிலேருந்து என்னாகும் அப்படின்னா திக்னஸ் வந்து அதிகமாகிட்டே போகும் ஸோ இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் அதாவது கம்பேர்ட் டு ஒன்றே முக்கால் டபுள் வார்ப்போட கம்பேர் பண்ணும்போது இந்த ஒன்றரை வார்ப்பு சாரிங்கிறது உங்களுக்கு திக்னஸ் கம்மியாக தான் இருக்கும் சாரி தின்னாக தான் இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க வியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் sari number six double one body of sari yellow colour balloon blouse purple colour இதுலேயுமே ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்டர்லெஸில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸுங்க sari number six one two balloon blouse light orange கலர்லேயும் பாடி ஆஃப் சாரி பெய்ஜ் கலர்லேயும் இருக்குங்க சிக்ஸ் ஒன் டூ இந்த சாரீஸ் எல்லாமே பியூர் சில்க் அப்படிங்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக ட்ரை வாஷ் தான் பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாதுங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் புக் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரிலையும் புக் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் போகும்போது எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ லிமிட்டேஷன்ஸோ கிடையாதுங்க சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சேரீ வேணாலும் நீங்கள் ப்ரீபேமெண்ட்டில் ஆர்டர் பண்ணலாம் இந்தியாக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணுறோம் இதுவே இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்காக இருந்ததுன்னா ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஷிப்பிங் சார்ஜஸும் எக்ஸ்ட்ரா வருங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு நம்பர் ஆஃப் சாரீஸ் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் பர் சாரிக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வருங்க கஸ்டம் சைடில் டியூட்டி டேக்ஸ் வந்து பே பண்ண சொன்னாங்கன்னா அது நீங்கள் தாங்க உங்கள் சைடில் வந்து பே பண்ணி பார்சல் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுல பல்லுவன் ப்ளவுஸ் வந்து காஃபி ப்ரௌன் கலரில் இருக்குது body of sari green colour சாரியுடைய number six one three next six one four body of sari peacock blue கலரில் இருக்குங்க டபுள் ஷேட் மாதிரி வரும் பல்லுவன் blouse also double shade pinkish orange so இப்போ ஃபஸ்ட்டு பேட்டர்ன் என்ன பார்த்தோமோ அதே தான் பார்த்துட்டே இருக்கோம் இந்த ஃபஸ்ட்டு பேட்டர்ன்லேயே பார்த்துட்டிங்கன்னா nearly ten eleven colours of saris இருக்குது கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா சிங்கிள் சாரீ தான் அந்த டைமில் புக் பண்ண முடியும் அகெயின் நீங்கள் செகண்ட் சாரீ புக் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண சாரீ பார்சல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அகெயின் கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் புக் பண்ண முடியும் இதே ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்னா அப்படியெல்லாம் எந்த ஒரு எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாதுங்க எவ்ரிடே கூட நீங்கள் ப்ரீபே பண்ணி வாங்கலாம் sari number six one five body of sari mango yellow colour பல்லுவன் ப்ளவுஸ் பர்பிள் கலர் இது வந்து பிளாக் காம்பினேஷனோட இருக்குங்க பல்லுவன் ப்ளவுஸ் அண்ட் இதெல்லாமே கைத்தறியில் நெசவு பண்ணுறது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கைத்தறி மார்க்ஸ் இருக்குங்க புட்டா சாரீஸாக இருந்தால் டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய புட்டாவில் லைட்டாக விலகி இருக்கும் அண்டு த்ரெட்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா சில இடங்களில் அந்த த்ரெட்டு வந்து விசிபிளாக இருக்கும் அதுலேயும் லைட் அண்ட் டார்க் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா டார்க் கலர் த்ரெட்டு கண்டிப்பாக வந்து சில இடங்களில் விசிபிள் ஆகுங்க பார்டர் சரியாக இருந்தாலும் பார்டரில் சின்னதாக த்ரெட்டு தெரிகிறது புட்டால தெரியுது ஈவன் சாரியில் கூட தெரியுது இதெல்லாமே வந்து காமனாக எல்லா ஹேண்ட்லூம் சாரீஸ்லேயும் வரக்கூடிய மார்க்ஸ் தாங்க ஸோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கு வந்து ரிட்டன் நம்மக்கிட்ட பாசிபிள் இல்லை கலருக்கோ குவாலிட்டிக்கும் வந்து ரிட்டன் வந்து பாசிபிள் இல்லைங்க கலரை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் சாரி பேரட் க்ரீன்லேயும் பல்லுவன் அண்ட் ப்ளவுஸ் வந்து magenta sari number six one six next six one seven balloon blouse light orange colour body of சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த உஜாலா ப்ளூன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து அந்த உஜாலா அந்த இங்க் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒயிட் கிளாத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கலரில் தான் இருக்குது ஒயிட்டோட ப்ளூ வந்து நீங்கள் மிஸ் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கலர் வரும் ஸோ ஒயிட் அண்ட் ப்ளூங்கிறதுனால ப்ளூ கொஞ்சம் டார்க்காக இருக்கும் ஸோ ப்ளூ கலர் த்ரெட் வந்து அந்த சாரியில் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும் சில இடங்களில் இப்போ next sari sari number six one eight பழுவன் blouse pinkish orange colour body of sari உங்களுக்கு பேஸ்டல் ப்ளூவில் வருது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த இந்த சாரீஸுடைய price five thousand five hundred rupees only with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க each sari five thousand five hundred with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது ப்ரீபேமெண்ட்டுக்கு எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லைங்க கேஷ் ஆன் டெலிவரினா three hundred rupees extra charges இருக்குது அதை நீங்கள் முன்னாடியே பே பண்ணணும் இதுவே இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கும் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா இருக்குங்க அண்ட் இந்த சாரீஸ் எல்லாமே வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க நீங்கள் புக் பண்ண முடியும் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க sari number six one nine pallu and பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன்லேயே கொஞ்சம் லைட் ப்ரௌன் வரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு இதாக கலராக தாங்க இருக்குது பல்லுவன் and blouse body of sari க்ரீனில் வருது இதுவுமே ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டு டெஸ்ட் சரியில் தான் புட்டாஸ் அண்ட் ஒர்க் இருக்குது next sari sari number six twenty body of sari peach கலர்லேயும் பழுவன் ப்ளவுஸ் சேம் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அதே கலர் தாங்க அதாவது ப்ரௌன் ப்ரௌன் அண்டு ப்ரௌன் சொல்கிறதா இல்லை நல்லா டார்க் க்ரேன்னு சொல்கிறதா அப்படிங்கிறதே ஒரு டவுட்டாக தாங்க இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேடு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே ஒன்றரை வாரப்பில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீ தாராளமாக நம்மக்கிட்ட நீங்கள் சாரீ வாங்கினதுக்கப்புறம் வீட்லேயே ஈஸியாக சிம்பிளாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த டெஸ்டிங் வீடியோ வேணால் நம்ம லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறோம் அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் வீட்டில் sari number six twenty one body of sari blue sky blue கலரில் இருக்குங்க பாடி ஆஃப் சாரீ பல்லுவன் ப்ளவுஸ் சேம் அதே ப்ரௌன்லேயே கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வரும் sari number six double two especially இந்த ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிற ப்ரைஸில் நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணிகிட்டே இருக்கிறதுனாலையும் கேட்டுகிட்டே இருக்கிறதுனாலையும் இப்போ ரீசெண்டாக வந்து நிறையா சாரீஸ் வந்து இதில் நம்ம அப்லோட் பண்ணுறோம் sari number six double two பார்த்துட்ருக்கீங்க பல்லுவன் ப்ளவுஸ் வந்து pinkish orange body of sari royal blue இந்த பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு அண்டு சில்வர்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 சில பேர் வந்து வார்ப்பு என்ன அப்படிங்கிறது தெரியாமே வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் பார்டர்லெஸ் போட்டிருந்தீங்களே இப்போ சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கூட சில பேர் கேட்குறாங்க ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து வார்ப்பு கூட மென்ஷன் பண்ணி நம்ம போடுறோம் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாரியோடைய வார்ப் என்ன அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் ஸோ வார்ப்பை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகுங்க நம்மக்கிட்ட இருக்க பியூர் சில்க் சாரியில் வந்து பேசிக் குவாலிட்டி அப்படின்னா இது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் இருக்கக்கூடியது தான் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து red colour body of sari green கொஞ்சம் டபுள் ஷேடில் வருங்க இது next sari sari number six two seven return policy பொறுத்த வரைக்கும் சாரீ உங்களுக்கு டேமேஜாக வந்ததுனாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சாரீ இல்லாமல் வேறு சாரீ வந்ததுனாலோ நீங்கள் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணுங்க ஒரே வீடியோவாக இருக்கணும் கட் வீடியோவாக இருக்கக்கூடாது அண்ட் எந்த ஒரு சாரியுமே டேமேஜோடு உங்களுக்கு வரவே வராதுங்க நம்ம ஒவ்வொரு லேயர் பை லேயராக செக் பண்ணி தான் சென்ட் பண்ணுறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் வந்து ப்ளூ கலர் காப்பர் சல்ஃபேட் ப்ளூவில் இருக்கும் பாடி ஆஃப் சாரி மஸ்டர்ட் எல்லோவில் காப்பர் அண்ட் சில்வர் டெஸ்டட் சரியில் உங்களுக்கு புட்டாஸ் அண்ட் பல்லுவர்க்கு வந்துடுதுங்க next sari sari number six twenty eight பல்லுவன் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா பீக்கா க்ரீன் கலரில் இருக்குது பாடி ஆஃப் சாரி பிஸ்கட் ப்ரௌனில் லைட் கலருங்க பேஸ்டல் ஷேட் மாதிரி லைட் கலரில் வரும் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சிறையில் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குது கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ வந்து ரிட்டர்ன் வந்து பாசிபிள் இல்லைங்க கலர் பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் sari number six twenty nine பார்க்குறீங்க பாடி ஆஃப் சாரீ ரெட் கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து ப்ளூ கலரில் இருக்குங்க இதுலேயும் காப்பர் அண்டு சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரியில் புட்டசன் பல்லு ஒர்க் இருக்குது இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே ஒன்றரை வார்ப்பில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீ எல்லாமே பார்டர்லெஸ் சாரீ கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடியது வெயிட்லெஸ்ஸாக கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய sari five thousand five hundred ருபீஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கிதுங்க தாராளமாக வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு சாரியுமே இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தாங்க வருது இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வரணாங்கிற நேம் வரும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்